வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது வந்து நவம்பர் மாதத்திற்கான கன்னி ராசி பயிற்சி பலன்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசிக்கு ஏங்க பயிற்சி பலன் போடுறீங்க என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான தொழில் செய்வர்கள் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் எல்லாருக்குமே ஒரே விதமான பொறுப்பலன்கள் பொருண்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பொருண்டாரு அதுக்கு தனித்தன்மையான நீங்கள் பிறண்ட நேரம் நீங்கள் பிறண்ட தெரின்னு ஒரு தனி ஜாதகம் இருக்கும் சுய ஜாதகம் இருக்கும் அது பார்த்தா தான் துல்லிய பலன்கள்ங்கிறது தெரியுங்க சரிங்களா எப்பயுமே அரை வைத்து ஒரு இறுதியான பலன்களை முடிவு செய்து கொள்ளுங்கள் அப்புறம் ஏன் இந்த பலன்கள்லாம் நீங்கள் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா யாராவது தொழில் தொடங்குவதற்கு ஒரு முக்கியமான காதியம் காலகட்டம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்களா சரிங்களா கன்னி ராசிக்காரங்க கன்னி ராசிக்காரங்க எப்படிங்க இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க பேச்சில் வந்துட்டு ரொம்ப சாத்திரியமானவங்க இவங்ககிட்ட வந்துட்டு பேசி ஜெயிக்க முடியாது நம்ம ஒன்று சொன்னால் இவங்க வேறு ரூட்டில் போயிட்டு அதை வந்துட்டு நமக்கே பிரே ஒரு ஆப்போசிட்டாக பேசி ஆமாம்ல அப்படிங்கிற அளவுக்கு பேசுபவங்க ரொம்ப கண்டினியூஸாக சில பேர்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்களாம் கன்னி ராசிக்காரங்களாக இருப்பாங்க ரொம்ப டாக்டிக்கலாகவும் இருப்பாங்க தந்திரசாலிகள் இவங்க அவங்களுக்கு இப்போ வந்து ராகு ராகு புத்தி எப்படி இருக்குது அதாவது இந்த பலன்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னாங்க உங்களுக்கு இப்போ என்ன தசா புத்தி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் லக்கணம் ராசி சரியாக தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த பலன்கள் ஐம்பது சதவீதமாறு உங்களுக்கு பொருந்தி வரும் ராகுடாசம் ராகுபதி நடப்புறவங்க இந்த காலகட்டங்களில் அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதாவது ஒரு வெளிநாட்டு பயணம் இல்லை வந்து கோயிலுக்கு போகணும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னாலும் அப்பா வழி உறவுலேருந்து ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் ராகுடச ராகு புத்தியாக இருக்கணும் சரிங்களா ஏதாவது ஒன்றா இருந்தால் போகிறோம் சரிங்களா அடுத்தது வந்து சுக்கர சுக்கர புக்தி சுக்கரோட சுக்கர புத்தி யாருக்கெல்லாம் நடக்கிறோம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல செழிப்பாக இருக்கும் இந்த காலகட்டம் நீங்கள் பேச்சிலே நிறைய சம்பாதிப்பீங்க பேச்சியே சம்பாதிப்பீங்க அதுவும் புதன் தசையும் புதன் புத்தியும் யாருக்கும் நடக்கிறோம் அதுவும் அதே மாதிரி தான் ஏன்னா ரெண்டுமே இரண்டாம் ஸ்தானத்தில் இருக்குது பேச்சு சம்மந்தப்பட்ட கன்சல்டேஷன்லாம் இருக்கீங்க இல்லை ப்ரோக்கரேஜில் இருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களெல்லாம் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு உங்கள் புகழ் அதிகரிப்பதற்கு உங்கள் நிலை உயர்வதற்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் அடுத்தது வந்து சூரிய தசை சூரிய புத்திங்க சகோதர வழி உறவு முறையில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையலாம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பஞ்சாயத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கையெழுத்து போடணும் பத்திரம் எல்லாம் கொண்டு வரல பத்திரம் எல்லாரும் பிரச்சனையாக இருக்குது எல்லாம் வந்து அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சில நேரத்தில் வந்து கோர்ட்டு கேஸ்லாம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை வழக்குமே தொடர்புக்கான வாய்ப்பு இல்லை கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும் சரிங்களா கேருடசை கேரு புத்தியும் அதே மாதிரி தாங்க ஒரு தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ப்ரோக்கரேஜ் மார்ஜின் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஒரு வாக்குவாதம் நடக்குன்னா வார்த்தையை கொஞ்சம் பார்த்து விடுங்க தே வார்த்தையை கொஞ்சம் பார்த்து நிதானமாக யோசித்து சொல்லுங்கள் அதனாலேயே பிரச்சனை வாய்ப்பு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அடுத்தது குருடச குரு புத்தி யாருக்கெல்லாம் குருடசை நடக்குதோ கொஞ்சம் ஒரு பிள்ளைகளை நினைத்து கொஞ்சம் க கஷ்டப்படுவீங்க என்ன இன்னுமே சரியாக வேலைக்கு போகலையே இன்னும் நல்லா படிக்கலையே இன்னும் மேம்போக பிள்ளைகள் நினைத்து ஒரு கவலைங்கிறது மனதளவில் இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் குரு நவம்பர் மாதத்தில் வந்து ஒரு நவம்பர் இருபதாம் அப்புறம் வந்து சனியோடு சேர்ந்து நீசபங்க ராஜபாபாவில் திடீர் வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கொஞ்சம் திருப்திகரமான நிலை ஏற்படும் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் தொய்வு கொஞ்சம் கஷ்டம் கொஞ்சம் விருப்பம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டீங்க பிள்ளைகளை நினைத்து இல்லை பூர்வீக சொத்தை நினைத்து ஆனால் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் வாய்ப்புங்கிறது உங்களை தேடி வரும் ஒரு ஒரு மாத காலகட்டத்திற்கு பிறகு எங்க அடுத்தது வந்து செவ்வாடச செவ்வா புத்தி வாழ்க்கை துணை வழி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாதீங்க அதாவது அவங்களோட சொந்தத்து மூலிமா அவங்க எல்லோரும் பேசிட்டாங்க அவங்க இப்படி சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிற சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையலாம் பார்ட்னர்ஷிப் இந்த காலகட்டத்தில் போடாதீங்க சாதகமாக இல்லை சரிங்களா செவ்வாய் தசை செவ்வாய் புத்தி நடக்கிறன்னா சிறு பிரச்சனைகள் அதாவது வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லியிருப்பீங்க அது வந்து கைகலப்பு வரைக்கும் போகலாம் அந்தளவுக்கு பிரச்சனை அதனால் கொஞ்சம் அமைதியாக இருப்பது நல்லது அடுத்தவங்ககிட்ட வந்துட்டு தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்வதை வந்துட்டு நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள் அப்போ நான் கன்னிராசிக்காரங்க இயல்புலேயே என்ன பண்ணணும் அடுத்தவங்களுக்கு வந்துட்டு இந்த கடன் சம்மந்தப்பட்ட உதவி பணம் சம்மந்தப்பட்ட உதவி மருத்துவ சிகிச்சை சம்மந்தப்பட்ட உதவி வழிகாட்டணும் எல்லாம் பண உதவி யாரும் செய்யணும் இடத்துல யாராவது ஒன்று செய்யுங்க சரிங்களா ஏன் இந்த பல பேருக்கு நீங்கள் இதே சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கர்மா இருக்குது அந்த கர்மாவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும் சரிங்களா அதில் தான் உங்களோட வெற்றியே இருக்குது உடனே அந்த கர்ம பரிகாரம் பழிச்சிடுமா அப்படின்னு இல்லை கொஞ்சம் காலகட்டமாகும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் வேண்டாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஓம் ஓம்